எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் லூயா ஆண்டவர் நமக்கு தர பிராமிஸுங்க வலது பிடிச்சு சொல்றார் பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றார் அலையூயா ஸ்பெசிபிக்கா ஒவ்வொருத்தர்கிட்ட இதை வாசிக்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சத்தியம் பண்றது என்னன்னா பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன் அலையூயா அலையூயா அந்த அந்த அந்த வார்த்தை உங்க செவிகள்ல கேட்கணும் பாத்துக்கீங்க ஆண்டவர் சொல்றத உங்க காதுகள் கவனிக்கணும் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் உங்க வடக்கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி நீங்க அதை அப்படியே அனுபவிச்சு சொல்லணும் பாத்துக்க நான் பயப்பட மாட்டேன் கத்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் அலையிலூயா நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் கத்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார் லூயா அலையிலூயா துணையாய் நிற்கிறதுனா நமக்கு உதவி செய்யறது நமக்கு என்னென்ன தேவையோ எதெல்லாம் தேவையோ எப்போவெல்லாம் தேவையோ எப்படி தேவையோ அதையெல்லாம் அப்போ அப்படி நமக்கு தந்து நம்மை ஆதரிக்கிறதான ஒருத்தருக்கு பேரு நாங்க துணை அலையிலூயா இந்த வாழ்க்கையில இவரை போன்ற ஒரு துணையை இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே தேட முடியாது கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல என் ஆண்டவர் எனக்கு ஏற்ற நல்ல துணை சொல்லுங்க பார்க்கலாம் பழைய பாடல் ஒண்ணு இருக்குது எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே அந்த பாடல்ல ஆயனும் ஆயனும் சகாயம் அந்த சகாயம்ங்கிறதா அந்த துணை உதவி செய்கிற ஒருவர் ரொம்ப அருமையான பாடல் உயிரோட்டம் உள்ள ஒரு நல்ல வார்த்தை அமே நீங்க எப்பவெல்லாம் தனித்து இருக்கிற மாதிரி கைவிடப்பட்ட மாதிரி இருக்கிறத ஃபீல் பண்றீங்களா அப்பெல்லாம் இந்த பாட்டை நீங்க ஆவியில உணர்ந்து பாடி பாருங்களேன் உங்க ஆத்மா ஒரு ஆறுதல் அடையும் ஆமே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுதான் தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை எனக்கு இயேசுதான் அலையிலுயா ஸோ சில நேரம் நம்ம பெற்று நம்மளை பெற்றவங்க நாம பெற்றது நம்ம கட்டுனது நம்ம கூட பிறந்தது நம்ம உறவு நம்ம இனம் நம்ம ஜாதி நம்ம சொந்தம் பந்தம் எதுவுமே நமக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு போகிற ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வரும் ஆமே அப்பப்போ வரும் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அப்பப்போ வரும் ஒரு ஐசியூக்கு போனாவே டாக்டர் என்ன சொல்றாங்க எல்லாரும் எல்லாம் வெளியே நில்லுங்க <laughs> நிக்க கூடாது அவங்க யாருமே விரும்பல நிக்கதான் வேணும் நிக்கணும் தான் விரும்புறாங்க ஆனா எல்லாருமே நிக்க கூடாத அளவுக்கு விலகி போக வேண்டிய ஒரு இடம் நமக்கு என்ன செய்யுது சின்ன சின்ன நேரம் சின்ன சின்ன சின்ன சூழ்நிலையில அதாவது செய்யறதுக்கு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் இருந்தா கூட அவங்க நமக்கு கூடாத சில நேரங்கள் நிலைமைகள் வருதுன்னு நான் சொல்லுவேன் சில நேரம் வேணுக்குன்னே உதருவாங்க சில நேரம் வேணுக்குன்னு நமக்கு வம்பு பண்ணணுங்கிறத மட்டுமே புரியா வச்சு நமக்கு வினையா ஒரு காலத்துல அப்படியெல்லாம் சப்போர்ட்டா இருந்தவங்க அவ்வளவு விரோதமா எதிர்ப்பா மாறலாம் மாற வேண்டியவங்களா அவங்க காணப்படலாம் ஆனா இந்த தேவன் என்றைக்குமே நமக்கு நல்ல துணையாக மட்டுமே எல்லைகளை கடந்து வரைமுறைகளை கடந்து எல்லா வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கடந்து வர முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒருத்தருக்கு தான் முடியும் அவர் தான் ஆராதிக்கிறேன் இயேசு இயேசு சொல்லுங்க எந்த இடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார்னா வருவார் அவன் அவரை அவருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்கு எந்த தடைகளும் கிடையாது சொல்லுங்க யாருமே ஆண்டவரை நீங்க வரக்கூடாது இந்த மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு யாரும் எல்லைகளையோ கரைகளையோ கோடுகளையோ எல்லாம் போட்டு ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியாது அவர் எல்லாவற்றையும் பிரேக் த்ரூ பண்ணி என்ன கடந்து வந்து கிட்ட சேர்ந்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கட்ட செய்வார் யாருக்கு தேவன் நல்ல துணையா இருந்து அப்படி நடத்துவார் என்கிற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு சில விஷயங்களை உங்களோடு நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள நான் நடத்தப்படுகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி எழுபத்தி மூன்றாம் வசனத்தை மையமாய் வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை இங்கு ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் கவனியுங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை தான் தெரிந்திருக்கிறபடியினால தான் அதை தெரிவு செய்து கொண்டபடியினால தனக்கு கற்றுடைய கரம் உதவியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் உங்களுக்கு ஒரு புரியணும் தேவனுடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அல்லது நமது வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொண்டவர்களாய் மாறும்போது ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையாய் வரும் அலையூயா ஆண்டவருடைய கை துணையாய் இருக்கும்னா வெறும் கையை நீங்க நினைச்சு கூடாது ஆண்டவரே உங்களுக்கு துணையா இருப்பார் ஆண்டுடைய கரம் துணையா இருக்குன்னு அர்த்தம் ஆண்டவர் துணையா இருப்பார் இந்த ஜெபம் ஏனும் நம்ம செய்யறதே இல்லை நம்ம எல்லாருமே நீங்க பாருங்க நமக்கு தேவையானது எல்லாம் நம்ம சூழ்நிலாம் ஆண்டு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆனா நம்ம ஜெபத்திற்கு பதில் வருதோ வரலையோ நாம கேட்கணும்னு சொல்லி கேட்டுருவோம் உங்களுக்கு நான் சொல்றேங்க சிலதெல்லாம் இருக்கு சில நேரம் நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னாவே நீங்க செய்யும்படியா தேவன் எதிர்பார்க்கிற சிலது இருக்குது அது செஞ்சா மட்டும்தான் உங்க ஜெபம் கேட்கப்படும் அது நிறைய பேருக்கு பைபிள் சொல்றதுக்கு துன்மார்க்கனுடைய ஜெபம் அவருக்கு அருவறுப்பு தன் இருதயத்துல அக்கிரம சிந்தை உள்ள மனுஷனா ஒருத்தர் இருந்தானா அவன் பண்ற ஜபத்துக்கு கத்தர் செவி கொடுக்கிறது இல்ல அநியாயக்காரனுடைய ஜபத்தை கத்தர் விரும்பல மாயமான ஜபங்களுக்கு எல்லாம் பதில் இந்த உலகத்தில் என்ன செய்யாது யாராச்சும் பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்வைக்காக ஜெபம் பண்றது ஜபத்தை எல்லாம் ஆண்டு என்ன செய்யறது கேட்கறதே இல்லை நல்லா கேட்டுக்கங்க ஜெபம் எவ்வளவு வல்லமை இல்லதோ அதே போல ஜெபிக்க வேண்டியவனும் இருக்க வேண்டியது அவ்வளவு உத்தரவாதம் உடையது அவன் என் அன்பு தேவனுடைய ஜனங்களை கவனிங்க இந்த வழியாக கத்த நமக்கு எளிமையா என்ன சொல்றாருன்னா என் கட்டளைகளை நீ தெரிந்து கொண்டவனாய் தெரிந்து கொண்டவனாய் இருந்தீன்னா உனக்கு நான் துணையாக இருப்பேன் உனக்கு நான் நீங்க எவ்வளவு வருஷம் விசுவாசியும் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லவே இல்லை எந்த மாதிரி சபையில இருக்கிறீங்கிறத வச்சு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் துணையாக இருப்பேன்னு சொல்லவே இல்லை உங்க ஊழியக்காரன் யாருன்னு பார்த்து உங்களுக்கு துணை செய்வேன் ஆண்டு சொல்லவே இல்லை அந்த வசனம் நமக்கு எதை சொல்லுதுன்னா நீங்க ஆண்டருடைய கட்டளைகளை தெரிஞ்சு கொண்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் துணையாக இருப்பார் புரியுதா புரியலையா இப்போ ஆண்டுடைய கட்டளைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வேதம் கத்தருடைய வேதம் அவருடைய வசனங்கள் வேதத்திற்கு அநேக அடைப்பெயர்கள் இருக்கிறது வேதத்திற்கு அநேக சிறப்பு பெயர்கள் பட்ட பெயர்கள் இருக்கிறது அதுல ஒண்ணுதான் தேவனுடைய கட்டளைகள் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல வேதத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது அதனால திரும்ப திரும்ப நம்ம கடந்து வந்த வாரங்கள்ல சபையினுடைய வேத வாசிப்பா அந்த இந்த சங்கீதத்தை தான் நம்ம படிச்சிருக்கிறோம் நீங்க படிச்சுட்டு வரும்போது திரும்ப திரும்ப ஆண்டுடைய வேதம் ஆண்டுடைய கட்டளைகள் ஆண்டுடைய நியாயங்கள் ஆண்டுடைய கற்பனைகள் ஆண்டுடைய வசனங்கள்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்துல தாவிதி சொல்லிக் கொண்டு வருகிறத நீங்க படிச்சிருந்திருப்பீங்க இதெல்லாம் வேதத்தை குறிக்கிற வார்த்தை கட்டளைகள் என்பதும் கூட அவருடைய வேதத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை என் தேவனுடைய ஜனங்களே கவனியுங்கள் கத்தருடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால் தாவித எப்படி ஜெபம் கொண்டாருங்கிறது கேட்டுங்க உங்க வேதத்தை உங்க வசனங்களை நான் தெரிந்து கொண்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓ இதுதான் தேவ சித்தம் இதுதான் தேவனுடைய உபதேசம் இதுதான் தேவனுடைய ஆலோசனை இதுதான் தேவனுடைய எச்சரிப்பு இதுதான் தேவன் எனக்கு தருகிற புத்திமதி இதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம் இதுதான் தேவன் நான் வாழும்படியாக எனக்கு காட்டுகிற வழி என்று சொல்லி வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்க உங்களை என்றைக்கு எப்ப அர்ப்பணிக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் வசனத்தை தெரிந்து கொள்ளுதல் வசனத்தை தெரிந்து கொள்றதுன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல வசனத்தை தெரிந்து கொள்றதுன்னா நீங்க நீங்க புரிஞ்சு கொண்ட வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட்ட வசனம் உங்களுக்கு உணர்த்தப்பட்ட வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனம் உங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட வசனம் உங்களுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்ட வசனத்தை நீங்க நம்பி அதன்படி வாழ்றதுக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் அவருடைய வசனத்தை அல்லது அவருடைய வேதத்தை அல்லது அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்றதுன்னு பேர் அலையூயா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதைத்தான் உங்களுக்குன்னு சொல்றீங்க நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதைத்தான் நீங்க அதற்கு தான் நீங்க கிரையும் செலுத்துறீங்க நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதைத்தான் நீங்க நேசிக்கிறீங்க நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதைத்தான் நீங்க ரொம்ப விருப்பத்தோடு என்ன செய்றீங்கன்னா அதை அனுபவிக்கிறீங்க ரைட் நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப விருப்பத்தோடு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க வாங்குகிற என்ன பொருளா வேணாலும் இருக்கட்டும் அதன் மேல உங்களுக்கு அதிக கவனம் இருந்துகிட்டே இருக்கும் ரைட் அதை நீங்க ரொம்ப அதிகமா என்ன செய்வீங்கன்னா நேசிப்பீங்க அதை அடிக்கடி உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு வாங்க பயன்படுத்துவீங்க அதை அடிக்கடி பார்த்துக்குவீங்க நீங்க நீங்க நீங்க இந்த இந்த அடிப்படையில தெரிந்து கொண்ட எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையோடு ஒன்று இருக்கும்படி நீங்க பார்த்துக்குவீங்க தெரிந்து கொண்டதுல இதெல்லாம் அடங்கி இருக்குதுங்க அதைத்தான் தாவிதி சொல்றார் உமது கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியினால உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக ஆண்டரே உங்க வசனத்தின் படியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் என்னை அர்ப்பணிச்சுட்டேன் நீங்க எனக்கு போதிச்சதின்படியெல்லாம் வாழ்றதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் என்னை விட்டு கொடுத்துட்டேன் என்னை விட்டு போட்டேன் அப்படின்னா என்ன நீங்க எனக்கு துணையா இல்லைங்க இதுக்கு மேல என்ன வேணும் அதான் நீங்க சொல்றபடி எல்லாம் செய்யறாங்கிறனே நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேங்கிறனே நீங்க சொல்றபடி எல்லாம் வாழ்றேங்கிறனே அப்புறம் என்ன கூட அதுக்கு அதை சொல்ல வர நீங்களாம் விளங்கிக்கணும் வார்த்தை எத்தனை பேர் ரூல் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்பா அம்மா பேச்ச பிள்ளை அப்படியே கேட்டு நடக்குது வச்சுக்கீங்களா அந்த பிள்ளை மேல அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவ்வளவு புரிய இருந்துகிட்டே இருக்கு அவ்வளவு ஆசை இருந்துகிட்டே இருக்கு தன் பேச்ச கேட்டு நடக்கிற பிள்ளைகள் மேல அப்பா அம்மாவுடைய கவனம் அதிகமாக இருக்கும் அவனுக்கு அப்பா இருக்கிற அவனுக்கு அம்மா இருக்கிற அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம் துஷ்ட பிள்ளைக்கு நீங்க சொல்லுவீங்க அது வேற விஷயம் நான் சொல்றது நல்ல பிள்ளைக்கு சொல்றது சொல்லிட்டு இருக்கிறேன் கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு உங்க உங்க இருதயத்துடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு வந்து சில பெற்றோர் சொல்லுவாங்க அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் உன்னை நான் விட்டுற மாட்டேன் இந்த வாக்குறுதி கொடுத்துட்டே இருப்பாங்க உலகத்துல தன்னை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு கடைசி ஆண்டு சொல்லிட்டு போனாருங்க உலகத்தின் இறுதி வரைக்கும் சகல நாட்களிலும் எந்த காலம் வந்தாலும் எவ்வளவு கொடுமை வந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் எந்தெந்த காலகட்டங்களை எப்படி எப்படி எழுப்பினாலும் எல்லா காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு யாருக்கு சொல்றாருன்னா அவர் உண்மையாய் பின்பற்றி வந்தாங்க பாத்தீங்களா இயேசு போது வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அலையிலூயா